இது மாதிரி அங்கே போய் பண்ணியிருந்தா ஒருத்தன் வந்துருக்க மாட்டா பரவாயில்ல நான் இந்த கும்மி அந்த பக்கம் போட்டேன் அந்த பக்கம் போட்டேன் சரி நேலாக இருக்குது தானே கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கா அப்புறம் அவர் என்னன்ட்டார் இவங்க என்ன இங்கே வேண்டாங்க இந்த மரத்தெல்லாம் குத்தி குத்தி இதுவாகிக்கிடுது அப்புறம் அந்த மரத்தையும் குத்திச்சுன்னா சீக்கிரமாக வீணாக போயிடும் மாடு குத்து தானே அது மண்ணு ஆமாண்ணா இவனுக்கு தானே வா இங்கே வா அதில் எதில் போய் மாட்டிக்காது இங்கே வா ஏய் இங்கே வா வாங்கி எங்கள் ரெண்டு பேரும் வச்சுனா வா வா சரி போதும் டென்ஷன் ஆகிடும்